BJP Tamil Nadu President K. Annamalai. Annamalai, a former IPS office. chief of the BJP's uh, K. Annamalai அவರಿಗೆ ఊహించని షాక్ ఇచ్చారు. సంస్థాన అధ్యక్ష தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை செய்தியாளர் அண்ணாமலை அந்த கூட கடக்கு போலீஸ் ஆபீசர் நினைப்பாரு அவர் அந்த கர்நாடகத சிங்கம் அந்த கூட கழிக்கிறார் அண்ணாமலை அப்படியே வைலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சு கட்டி மூலியமா எவ்வளவு பேருக்கு தூக்கி போட்டு முடிச்சிருக்கேன் அரசியல் வந்து அப்புறம் கொட்டா போய்கொண்டு இருக்கேன் செந்தில் பாலாஜி தான் தூக்கி போட்டு போச்சுன்னா பள்ளிகள்லாம் வெளியே வந்துடும் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க நீ ஒரு ஸ்டேட்ல நாலு டிஸ்ட்ரிக்ட்ல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க நாங்க முப்பது ஸ்டேட்ல இந்தியா ஃபுல்லா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது அவர்களுக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஃபேக்டரோ இல்லாட்டி அந்த ஒரு அட்வான்டேஜோ இருக்குன்னு நான் பார்க்குறேன் அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு பார்க்குறேன் அண்ணாமலை இப்போ நிறைய பேர் இப்போ நம்ம பேசினதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நான் பாஜகக்காக நான் பாஜக தமிழ்நாடு பாஜக எனக்கு பிடிக்கணும் இல்லை இல்லை தமிழ்நாடு பாஜகவோட சித்தாந்தம் இல்லை தமிழ்நாடு பாஜகவோட ஒர்க்கிங் பிடிச்சி நான் வந்து ஓட்டு போடுவோம் ஆனால் அண்ணாமலை எனக்கு பிடிச்சிருக்குப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான பாதையில் போகிறாருப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து க்ளீன் பர்சன் அவர் வந்து படிச்சிருக்காருப்பா சின்ன பையனாக இருக்கார் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து இவ்வளோ அக்ரஸிவாக பாலிடிக்ஸ் பண்ணுறாரு திமுக வந்து இப்படி இப்படி வந்து ஹெட் ஆன அப்போஸ் பண்ணி அரசியல் பண்ணுறாரு அவர் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கார் அவரோட அவர் படிச்சுட்டு அந்த மாதிரி படிப்பு குவாலிஃபிகேஷன்ஸோடு வச்சுட்டு ஐபிஎஸ் இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ அந் அதனால நான் அண்ணாமலை அவர்கள் பிடிச்சிருக்கு அவர் அரசியல் பிடிச்சிருக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வருஷத்து ஏக்கம் சார் நம்ம எத்தனை படங்கள் வந்திருக்கு எத்தனை வருஷத்து ஏக்கம் எவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோம் இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் நல்லவங்க அரசியலுக்கு வரணும் சாதாரண குடும்பத்திலேருந்து மக்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து அதை முன்னெடுக்கணும் எவ்வளோ விஷயம் எவ்வளோ பேசியிருக்கோம் எவ்வளோ திரைப்படங்கள் இதில் வந்திருக்கு இன்றைக்கி இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறேன் ஒரு கரூர் பகுதியில் கொட்டாம்பட்டின்னு கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞன் படித்து ஒரு பெரிய பொருளாதார பின்புலம் எதுவுமே இல்லாத ஒரு இளைஞன் படித்து ஐபிஎஸ் ஆன ஒரு இளைஞன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேசிய கட்சி கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை தமிழகத்தில் முன்னெடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற ஒரு மூன்று நான்கு தலைமுறையோட கனவு சார் இது எத்தனை நாள் இதற்காக இளைஞர்கள் காத்திருந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு பல இளைஞர்கள் முயற்சி செய்து தோத்திருக்கிறாங்க சரிங்களா பல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கட்சி ஆரம்பித்து பல விஷயங்கள் நடந்திருக்கிறது இது பல நாள் பல வருட கனவு எனக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தவிர அண்ணாமலை போட்டி ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அவர் எங்கேயோ இருக்கிறாரு மக்களுடைய அன்பை பெற்றவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் மிகச்சிலர் அவர் ஒருத்தராக இருக்கிறார் எனக்கு எந்த குழப்பம் இல்லை நான் பல இடங்களை சொல்லியிருக்கிறேன் பல இடங்களை சொல்லியிருக்கேன் அவர் ரொம்ப அக்ரெசிவா இருக்கார் ரொம்ப கிளாஸா இருக்கார் பெரிய ராஜதந்திரி அழுத்தமா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருப்பார் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் அண்ணாமலையை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணவே முடியாது எப்போ பண்ணலாம்னா ஒருவேளை அண்ணாமலையே தானா இந்த அரசியலை விட்டு நான் விலகிக்கிறேன் விலகினால் ஒழிய அண்ணாமலையை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியலை இனி யாரும் செய்ய முடியாது தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலை அசைக்க முடியாத சக்தியாக வலுவாக தன்னுடைய வேர்களை ஊன்றிக் கொண்டிருக்கிறார் ஆழமாக அகலமாக தன்னுடைய வேர்களை பரப்பி அடிப்படை கட்டமைப்பை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதை எல்லா கட்சிகளும் முற்று நோக்குகிறார்கள் சிலர் அதை பார்த்து பதட்டப்படுறாங்க சிலர் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது உண்மையாகவே அதற்கு அண்ணாமலை டிசர்விங்கா அப்படின்னா பர்சனலி என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆம் நான் டிசர்விங்னு சொல்லுவேன் கடந்த ஓராண்டில் மட்டும் அவர் எடுத்து பேசிய ஸ்கேம்ஸ் அது எதுவாக இருந்தாலும் ஈவன் பாஸ்போர்ட் ஸ்கேமாக கூட இருக்கட்டும் இந்த ஃபேக் பாஸ்போர்ட் ஸ்கேமாக இருக்கட்டும் பிஜிஆராக இருக்கட்டும் ஸ்வீட் பாக்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்த குழந்தைகளுக்கான இந்த நல பெட்டகம் வழங்கக்கூடிய இந்த கிட்டு பத்தினதாக இருக்கட்டும் வேறு எந்த அரசியல் தலைவரும் எடுத்து பேசாது பலர் கூட சொல்லலாம் அவர் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசு அவருக்கு எடுத்து கொடுக்குது தகவல்லாம் அப்படிலாம் கிடையாது அவர் தேடுறாரு கிடைக்குது நீ தேடுறதுக்கு தயாரா இல்லை அதனால உனக்கு கிடைக்கல அண்ணாமலை சார் மேடம் பிடிக்கும் எல்லாருடைய தலையெழுத்தி மாத்தக்கூடிய ஒரே கையெழுத்து அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அண்ணாமலைன்னு உட்கார்ந்து கோட்டையில கையெழுத்த போட்டாரு தமிழகத்தின் தலையெழுத்தே மாறிடும் பெரியார் மண்ணும் கிடையாது ஒரு மனம் கட்டி மண்ணும் கிடையாது தமிழர் மண்ணுன்றது மாறும்